ஃபர்ஸ்ட் இவர் மேடை ஏறும்போது ஆடுவாரா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ரொம்ப சிறப்பாக இருந்தது சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப சூப்பராக ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு யூடியூப் சேனல் வச்சுக்கிறா நல்ல திறமைசாலிதான் அப்படி என்னடா தம்பி சத்தம் மின்மட்டு புகழ்பெற்ற கலைஞர் புதுவை கொள்ளுப்பேரன் வெளிநாடு சென்று உலக இசையை கரைத்து வாழ்த்துக்கள் மேடை கழிக்கிறோம்